அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் இருந்து பேசுறேங்க இப்ப நவகிரகத்துக்கு உண்டான சுவைகள் நம்ம எது எது அதிகமாக சாப்பிட்றோம் எந்த பிளானட் வந்து நல்லா இருந்ததுன்னா ஆட்சி உச்சம்ல இருந்ததுன்னா இல்ல ஆட்சியில இருந்ததுன்னா இல்ல நல்ல இடத்துல உட்கார்ந்து இருந்ததுன்னா நம்ம ராசி கட்டத்தை பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இப்போ ஒருத்தர் வந்து சூரியனோட ஆதிக்கம் சூரியன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா சூரிய பகவான் நல்லா இருந்ததுன்னா காரம் அதிகமா சாப்பிடுவாங்க அடுத்த சந்திரன் குரு சுக்கரன் சந்திரனோ இல்ல குருவோ சுக்கரனோ ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாங்கன்னா அதிகமா அவங்க சாப்பிட்றது இனிப்பு தித்திப்பான பலகாரம் அதிகமா அவங்க சாப்பிடுவாங்கங்க ஸ்வீட் வந்து அதிகமா அவங்களுக்கு பிடிக்கும் சந்திரன் குரு சுக்கரன் இந்த ஆதிக்கத்துல இருக்கவங்க ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா இல்ல நல்ல இடத்துல உட்காந்துருந்தாங்கன்னா கண்டிப்பா இது அவங்களுக்கு பிடிக்குங்க அடுத்து புதன் பகவான் நல்ல இடத்துல இருந்தாங்கன்னா உப்பு அதிகமா சாப்பிடுவாங்க புதன் கரெக்டா இருக்கணும் அவங்களுக்கு உப்புன்னா கம்மியா இருக்கக்கூடாது கரெக்டா சாப்பிடுவாங்க அந்த மாதிரிங்க ராகு கேது இருந்ததுன்னா புளிப்பு அதிகமா எடுத்துக்குவாங்க ராகு கேது உச்சம் பெற்றிருந்தாங்கன்னா இல்ல ராகு கேது நல்ல இடத்துல உட்காந்துருந்தாங்கன்னா புளிப்பு வந்து அதிகமா சேர்த்துக்குவாங்க அவங்க அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் துவர்ப்பு வந்து அதிகமா சேர்த்திக்குவாங்க செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாங்கன்னா துவர்ப்பு வந்து அதிகம் சாப்பிடுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவானுக்கு வந்து கசப்புனா பிடிக்கும் ஆனா சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் அவங்க வந்து கசப்பு வந்து பாவக்கால நம்ம சில பேர் சாப்பிட மாட்டாங்க அவங்க பாவக்கால விரும்பி சாப்பிடுவாங்க கோவக்காய் பா பாவக்காய் கசப்பான ஐட்டம் எது எதோ சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாங்களோ நல்ல இடத்துல உட்காந்துருந்தாவோ கண்டிப்பா வந்து இல்ல அந்த வீட்டை பார்த்தாவோ அதிகமா பாத்தீங்கன்னா கசப்பு நிறைய சாப்பிடுவாங்க